அன்பார்ந்த இந்த விழாவை தலைமையத்து நடத்தி தந்த சுவாமி அவர்களே அடுத்தபடியாக இந்து எழுச்சி உருவாக்கும் அன்பர்களில் ஒருவரான அவருடைய இடத்திலிருந்து தொடர்ந்து இதை நடத்துவது வருகின்ற காளிப்பன் அவர்களே ஏனே இந்து எழுச்சியை ஏற்படுத்துகின்ற அன்பர்களே ஸ்ரீமடம் நிர்வாகிகளே சமய வகுப்பு நிர்வாகிகளே மாணவர்களே அனைத்து ஊர் பொதுமக்களே அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பேச்சு திறமை வாய்ந்தவர்கள் பேசுகின்ற மேடையில் எவ்வளவு பதவி வைத்தாலும் அந்த பேசக்கூடிய திறமை ஆசிரியர்களுக்கு தான் வரும் அது மாதிரி எனது மைத்தனர் அவர்கள் பேசினார் ரெண்டு மைத்தனர்களும் நல்ல முறையில் பேசினார்கள் நானும் அவர் முரளி கூட்டுறவு சமயத்தில் இங்கே வந்து கலந்துக்கிடணும்னு சொன்னார் கலந்துக்கிடதுக்கு வந்தேன் புறவு தான் பார்த்தேன் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்னு போட்டிருக்கேன்னு சொல்லி ஏதோ அந்த கல்யாண வீட்டில் தவலடிக்காரனை கொடுத்து தவலடிச்சங்கிற மாதிரி நான் வந்து நிற்கிறேன் இருந்தாலும் என்னால் இயன்ற அளவுன்ற வார்த்தைகளை சொல்லலாம் அதாவது சுதந்திர போராட்ட வீரர்களை கௌரவிக்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கை முறையினை அனைத்து மக்களும் அறிய வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகின்றோம் வரவேற்கத்தக்கது தான் ஆனால் தற்போது இந்த எழுபத்தைந்தாவது ஆண்டு சுதந்திர விழாவை நடக்கும்போது டிவி மற்றும் செய்தித்தாள்களில் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ இப்போ சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வருது காரணம் என்னன்னா இந்த விழாவை இவ்வளவு பெருமைப்படுத்திய நமது மத்திய அரசு ஏன்னா மத்திய அரசு நிர்வகிக்கக்கூடிய ஆளுகள் இந்த எழுபத்தஞ்சு அவருக்கு வாய்ப்பும் வசதியும் கொடுப்பதற்காக இருபத்தி எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா நடக்கும் இந்த தருணத்தில் நல்ல ஒரு ஆட்சி நடக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக செய்வது வாண்டி இருக்கின்றது பொதுவாக சுதந்திரம் கிடைத்து விட்டது என்றால் நாம் ஏதோ எல்லாம் பெற்றுவிட்டோம் என்று எண்ணக்கூடாது சுதந்திரம் கிடைத்து விட்டது நாட்டுக்கு ஆனால் இந்த ஒரு அலுவலகங்களில் போனாலும் கூட அந்த சுதந்திரத்துக்கான பிரதிபலிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது நம்மளே நம்ம கூட இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் ஏதாவது கோரிக்கைக்காக வரும்பொழுது ஒரு பணிவோடும் பண்போடும் பாசத்தோடும் அவர்களை வரவேற்று அரசாங்க ஊதியத்தில் நாம் பலன் பெறுகிறோம் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடிய அதிகாரிகளே இன்று குறைவாக இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது மிகவும் வருத்தம் வருத்தமாகத்தான் இருக்கிறது எனவே இந்த இளமை பருவத்திலேயே இந்த பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுத்து அன்போடும் பண்போடும் மக்கள் மத்தியில் மதிப்போடும் வாழ்வதற்குள்ள ஒரு செய்தியை உருவாக்குகின்ற உருவாக்கி வருகின்ற நமது சிறைமடம் நிர்வாகிகளை உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு இதுதான் காரணம் என்னென்றால் இது பல்வேறு அலுவலகங்கள் இருந்தாலும் கூட இந்த ஊரில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற உணர்வோடு நடத்துகின்ற ஒரு விழாவில் நான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது உண்மையிலே பெருமறை மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்றால் அந்த காலத்தில் நாங்கள் சின்ன வயதாக இருக்கும்போது கூட இந்த சுரண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றிய நினைவுகளை கூட எங்களுக்கு சொல்லி தந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை ஏதோ வருவோம் போவோம்னு தான் இருப்போம் இருப்போம் ஆனால் இந்த செய்மடத்தை சேர்ந்த இந்த சமய வகுப்புகள் சேர்ந்த பிள்ளைகள் எல்லாம் பேசும் பொழுது உண்மையிலேயே நான் பெருமகிழ்ச்சி அடைஞ்சேன் எல்லாம் நம்ம ஊர் பிள்ளைகள் தானான்னு கொஸ்டின் பண்ணக்கூடிய அளவில் அவள் அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி பேசினார்கள் என்றால் உண்மையிலேயே அது மிகுந்த மன சந்தோஷத்தை கொடுக்கின்றது எனவே நாம் செய்வது சுதந்திரத்தை ஏதோ பல்வேறு கஷ்டங்கள் பட்டு பல்வேறு தலைவர்கள் சுதந்திரத்தை வாங்கி தந்து விட்டார்கள் ஆனால் அந்த சுதந்திரத்தை காப்பாற்றுவதுதான் நமது கடமை அதுக்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் அவர் சாமிஜி அவர்கள் சொன்னது போன்று அனைத்து பிள்ளைகளும் இந்த இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு ஒரு மணிக்கூர் அந்த சமய மண்டலத்துக்கு சென்று படித்தார்களானால் அவர்கள் வாழ்நாளில் நல்ல குணங்களை உடைய பெரிய தலைவர்களாக பெரும்பாலோர் வருவதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் எனவே ஸ்ரீமடம் இதிலிருந்து எடுக்கின்ற இந்த சமய வகுப்பு பயிற்சி பள்ளிக்கூடங்களில் எல்லாம் நம்ம பிள்ளைகளை கூடுதலாக சேர்த்து நாமும் சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவுபடுத்துவதோடு அடுத்த நம்மளுடைய சக வீட்டாளர்களிடமும் சக ஊழியர்களிடமும் மற்றவர்களிடமும் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்பதை ஒரு உணர்த்துகின்ற ஒரு நினைவு சின்னமாக தசமகோப்பில் இது ஆரம்பித்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஏதோ என்ன பேச கூப்பிட்டனால அதை போற்றி போடுகிறேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது ஏன்னா இதை மாதிரி நிர்வாகங்கள் எல்லாம் வந்தால் தான் நம்ம இந்து மக்களுக்கு எழுச்சி வரும் ஒரு சாமிஜி சொன்னார் வேறு மக்கள் கூடுகின்ற கூடாரங்களிலெல்லாம் போய் நான் பேசக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு வரக்கூடிய கோபம் நமக்கு வந்தாலும் கோபம் தணிஞ்சிருக்கு நம்ம ஆண்டவன் பார்த்துக்கிட்டாரு ஆண்டவன் பார்த்துக்கிட்டாருன்னு அது கடைசியில் சொன்னார் ஆண்டவன் பார்க்க மாட்டார் ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய அளவில் நம்ம நடந்துக்கிடணும்னு சொல்லி அதெல்லாம் ஒரு நல்ல கூட உடைய ஒரு நபரை கூப்பிட்டு இந்த சுதந்திர தின விழாவை நடத்துகிறார்கள் என்றால் அதுவும் தான் எனவே இங்கு வந்திருக்கின்ற இந்துக்களின் எழுச்சியை பரப்புகின்ற நண்பர்கள் அவரும் வந்திருக்கார்கள் என்றால் உண்மையிலேயே நான் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா நம்ம இந்து எழுச்சியை பரப்பக்கூடிய ஆட்களை பார்க்கக்கூடிய சமயத்திலே நமக்கு இந்து எழுச்சி தன்னைத்தானே வரும் காரணம் என்னன்னா அவருடைய சுவாபத்தை பற்றி பண்போடும் பற்றோடும் பாசத்தோடும் பழகக்கூடிய ஒரு அருமையான நிறுவனம் இந்த நிறுவனம் எனவே இந்த நிறுவனம் மேலும் நல்லபடியாக வளர்வதற்கு நாம் எல்லாவித ஒத்துழைப்பு நல்க வேண்டும் நமது குழந்தைகள் நல்ல முறையில் வருவதற்கு அவர்கள் செய்கின்ற வழிகாட்டியை நாம் வழிகாட்டி நெறிமுறைகளை பயன்படுத்தி பயன்படுவதற்காக நமது குழந்தைகள் அனைத்தையும் அனுப்பி இது ஒரு தலை சிறந்த நிறுவனமாக வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்